வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது மேசராசிக்கான ராகு கேது பேர்ச்சி பலன்கள் கடந்த ஒன்றரை வருடமாக ராகு வந்து உங்கள் ராசிக்கு மேசராசிக்கு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருந்துருக்குங்க அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்பொழுதுமே உண்டு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையும் எப்போ உங்களுக்கு தசா புத்தியும் அதற்கு தகுந்த ராகு தசையோ ராகு புத்தியோ கேரு தசையோ கேரு புத்தியோ இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த திருப்பு முனை அதீதமாக இருக்கும் இப்போ ட புத்தி பலன்களை விட இந்த பேச்சு பலன்கள் அதிகமாக அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் என்றைக்குமே புத்தி தான் உங்கள் ஜாதக கட்டம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது அது என்றைக்குமே வந்து அதுதான் பேஸ்மெண்ட் அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இது ஆக்டிவேட் ஆகும் அந்த பலன்கள் உங்களுக்கு கொடுக்க வைப்பது இந்த ராகுக்கேது நல்லதோ கெட்டதோ ஒரு இந்த ராகுக்கேது பேச்சுன்னா மக்களுக்கு என்ன ஞாபகம் இருந்தாங்க ஒரு நன்மை தீமை உடனே ஏதாவது நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க உங்கள் தசா புத்தி நன்மையாக இருந்தால் அதற்கு தகுந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தான் ராகுக்கேது பேச்சு இருக்கும் தீமையாக இருந்தால் அது அதீத தீமை பலன்களை கொடுக்கும் இது எல்லாருக்குமே இல்லை ஏன்னா ஒரு கோடி பேர் மேசராசிக்காரங்க இருப்பீங்க அந்த ஒரு கோடி பேருக்கு பொருணுமா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை ஒரு ஐம்பது சதவீதம் இருபது சதவீதம் மட்டும்தாங்க போடணும் உங்கள் ஜாதகத்தோடு என்னைக்கு இணைச்சி பார்க்குறீங்களோ அப்போ மட்டும்தான் இது சரியாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஒரு அறு ஐம்பது முதல் நாற்பது சதவீதம் நல்லதோ கெட்டதோ நான் ரெண்டுமே கலந்து நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இத்தனை வருடம் அதாவது கடந்த ஒன்றரை வருடமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அதீதமாக செலவு தேவையில்லாத பணம் நல்லா வந்திருக்கும் பணப்புழக்கம் ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் ஒரு மாதத்தில் கரைஞ்சி போயிருக்கும் ரெண்டு மாதத்தில் கரைஞ்சி போயிருக்கும் தேவையில்லாத இடத்துல பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு ஒரு மன கஷ்டம் குமுறல் ஏதோ ஒன்று உள்ள ரொம்ப கஷ்டமாக இல்லை ஆனால் ஒரு ஒரு மன திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க சரிங்களா இது எல்லாருக்குமே அப்படியா எல்லாருக்குமே இப்படி நாங்கள் பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லை பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கும் ஆனால் வண்ட வாய்ப்பையும் கரைச்சி விட்டுட்டு போயிருக்கோம் இந்த ஏன்னா இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிற என்ன பண்ணால் உங்களுக்கு ஆசையை ஒரு தூண்டில் போட்டு அதன் மூலிமா உங்களுக்கு வ வளைய வீசுறது சரிங்களா சரிங்க இப்போ ராகு உங்கள் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கிறது கேது ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது இதனால் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம் சரிங்களா இது உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு நல்ல பீரியடுன்னு சொல்லலாம் இந்த ராவிகேத பயிற்சிகள் மேச ராசிக்கு முக்கியமாக இது என்ன ரீசன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவும் வேகமாகவும் வேணாலும் சோம்பேறித்தனம் மேச ராசிக்காரர்களுக்கு சோம்பேறித்தனமே கிடையாது என்றைக்குமே கிடையாது அப்படி இருக்கவும் மாட்டீங்க காய்ச்சலாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கும் ஒரு வேகமாக வேகமாக வேலை செய்கிறவங்க தான் இந்த ராகு உள்ளார வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு புதுசு புதுசாக ஏதாவது நம்ம புதுசாக முயற்சி எடுத்து செய்யலாம் இல்லை அடுத்தவங்க நம்பி செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆன்லைன் இந்த ராகுன்னா என்னன்னு தெரியுமாங்க இந்த ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் ஒரு சீட்டாட்டம் ஒரு ப்ரோக்கரேஜ் அப்புறம் வந்து ஒரு இன்டர்நெட் இதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராகு தொடர்புடையிருங்க அப்போனா இதன் சார்ந்த விஷயங்கள் மேசராசிக்காரர்கள் யாரெல்லாம் குறிப்பிட்ட தொழிலில் உள்ளார்களோ அவர்களுக்கு இன்னும் பக்கபலமாக இருக்கும் இதுலேயே இன்னொரு நெகட்டிவ் சொல்கிறேன் பாருங்கள் ஏதாவது ஒரு நாள் வந்து என்ன ஆகுனா ஒரு பிரச்சனை இந்த ராகு கேதுன்னா என்னங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு ஒரு டவுன் கொடுத்துட்டுனா உங்களுக்கு அப்பு கொடுக்கும் உடனே வந்து எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு இல்லவே இல்லை ஒரு ஒரு பிரச்சனையில் ஒரு சிக்கலில் சிக்க வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் சரிங்களா ஏதாவது ஒன்று யோசிக்கிட்டே இருப்பீங்க அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி பண்ணால் அப்படி இருக்கும் இது வரைக்கும் வர யோசனைகள்லாம் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது வரைக்கும் ஒரு ரிஸ்க்கே எடுத்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் துணிஞ்சு செய்யலாமா அப்போல்லாம் துணிஞ்சு இந்த காலகட்டங்களை நீங்கள் செய்யலாம் இதை மட்டும் முரட்டு துணிச்சல்னு கூட சொல்லலாம் மறுபடியும் சொல்கிறேன் இத்தனை விஷயங்கள் நான் சொல்கிறேன்னா தசாபுத்தி உங்களுக்கு வலிமையாக இருந்துச்சுன்னா இந்த ராகு இதை பிரித்து உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும் இன்னொன்று விஷயங்க அந்த ராகு ஏற்கனவே உங்கள் மேசராசியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு இருந்து அந்த ராகுவை இந்த ராகு வந்துச்சுன்னா கொஞ்சம் இக்கட்டான காலம் கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக இருக்கும் உங்கள் லக்கணத்திற்கேற்ப அது மிக கடுமையான காலகட்டமாக இருக்கும் கடுமையான காலகட்டம்னா எல்லா விஷயத்துலையுமே கடுமையான காலகட்டம் இல்லைங்க மன ரீதியான சில சஞ்சலங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது அவ்வளோ எளிது கிடையாது இத்தனை ராகுங்கிறது என்னென்னா ஒரு மாய இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி உங்களுக்கு செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் அதை நம்பி நீங்கள் வந்துட்டு காணல் நேர் மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது சரிங்களா பட் என்னென்னா ஒரு புத்தி ஒரு உங்கள் புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக ஒரு இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதோ ஒரு செஞ்சாலும் எப்படிலாம் ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே தானாகவே அதுக்கு தொண்ட யோசனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் சரிங்களா positive or negative whatever சரிங்களா இப்போ ஏழாம் இடத்தில் கேது இருப்பது என்ன மாதிரியான பலன்கள் தரும் ஏழாம் இடத்தில் கேதுன்னா என்னங்க கேதுன்னா விரக்தி சஞ்சலம் தனிமை ஒரு எதுலேயுமே பற்று இல்லாமல் இருக்கிறது சரிங்களா கணவன் மனைவி ஒரு உறவுங்கிறது வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் அப்படியே மேம்போக்குக்குன்னு இருக்கும் நண்பர்களிடையே சிறு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் முரண்பாடு இருக்கலாம் அவங்க ஒன்று நினைப்பாங்க நீங்கள் ஒன்று நினைப்பீங்க இல்லை ஒன்றா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் உருவாகலாம் அப்புடின்னா இந்த மாதிரி ஒரு நீங்கள் பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டு பண்ணணும் உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்தாலும் ஏன்னா டிரான்சிட் ராகுகேது பயிற்சி சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இன்னொருத்தரை நம்பி பணம் வாங்கக்கூடாது இன்னொருத்தரை நம்பி பணம் கொடுக்கக்கூடாது ஏன்னா ரெண்டுமே ஆபத்து அப்படி வாங்கிட்டிங்கன்னா அது உங்களால் திருப்பி கொடுக்க முடியாது இல்லை அவங்க கொடுத்தவங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பே சரியாக பேச்சுவார்த்தை ஏன்னா பேச்சுவார்த்தையினால் அதாவது நீங்கள் எதிர்கொள்ளும் நபர்கள் இல்லை கிளைண்ட்ஸு இல்லைன்னா உங்கள் நண்பர்கள் இல்லைன்னா உங்கள் மனைவி இவர்களோடு பிரச்சனை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக மிக அதிகம் முன்னாடி இதெல்லாம் என்னென்னங்க இது பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்ல சில விஷயங்கள் அதீதமாக பாசிட்டிவ் சொல்கிறோம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்க அவ்வளோதான் அது வந்துச்சுன்னா பரவாயில்ல நெகட்டிவாக வந்தாலும் பரவாயில்ல அது தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சதுனால நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழிமுறைகள் நீங்கள் முன்னாடியே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களாங்க ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மதியம் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளார உங்கள் ராசிக்குள்ள சஞ்சாரம் ஆகிடும் உடனே வந்து அடுத்த நாளே உங்களுக்கு பிரச்சனை பலன் கிடைச்சிடுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க ஒரு ஒரு மாதம் போகணும் இல்லை ஒரு மாதம் முன்னாடியே உங்களுக்கு இப்போலேருந்தே கூட அந்த பலன்கள் உண்டாகி இருக்கலாம் ஏன்னா ராவிக்கு எது பேச்சு மட்டும் நடக்கலை இந்த காலகட்டங்களில் குரு நடக்குது சனியும் வக்கரகரியிலேருந்து ஒரு மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகுது ஒரு நான்கு மாதம் அப்படின்னா இத்தனை பேச்சுகள் நடக்கும் பொழுதும் வந்து ஏதோ ஒரு வகையில் டசா புட்டியோட கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜாதகம் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் என்னுடைய மற்ற பயிற்சி பலன்களையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும் நன்றி ஓம் ஓம்